வணக்கம் இப்போ நம்ம நிஃப்டி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோர்த் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா கேப் அப்பில் பாசிட்டிவாக இருந்தது செல் கால் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு நயன் ஃபார்ட்டி ஃபோர் போல் செல் கால் சேஞ்ச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியில் வந்தது டார்கெட் ரீச் ஆகிருக்கு அதுக்கு ப்ரீவியஸாக பை கால் வந்தது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்துருச்சு ஒரு டூ ஃபிஃப்டீன் போல் அப்போ வந்த பைக் கால் தொடர்ந்து கண்டினியூஸாக இருந்துட்டு செல் காலாக நமக்கு சேஞ்ச் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபோருக்கு சேஞ்ச் ஆகிட்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே ஃபோர்த்து ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம் லைவ் மார்க்கெட்லேயும் இது எப்படி கால்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது எப்படி மார்க்கெட்டில் அது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்து இதில் கால்ஸ்லாம் வந்து கொடுக்குது ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் ஸோ இன்றைக்கி வந்து செல் கால் வந்து டார்கெட் ரீச் அவுட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது பை கால் தான் இதில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா அதே கால் தான் மெயின்டைன் ஆகும் அதாவது இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆகும் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆனால் செல்லிங் ட்ரெண்டு அதே மாதிரி க்ரீன் கலர் ஓப்பன் ஆனால் பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் அந்த ஓப்பன் பாயிண்ட்லே இப்போ நியூ ட்ரெண்ட் அப்படின்னா ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு இப்போ நான் பை கால் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகுது டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபார்ட்டி ஃபோர் அந்த டைமிங்கில் ஜென்ரேட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா பை காலாக சேஞ்ச் ஆகுது நான் சொன்னேன்ல ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் ஃபிக்ஸ் ஆகிற கலர் வந்து சேஞ்ச் ஆகாது அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் அதே கலரில் தான் இருக்கும் அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே உங்களுக்கு பை கால் வந்துடும் fourteen thousand seven twenty point டெனில் வந்திருக்குல்ல அதான் உங்களுக்கு பை கால் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா fourteen seven fifty six point ninety so நம்ம இப்போ ஃபோர்டீன் செவன் ஃபிஃப்டி செவன் போகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்த செல் கால் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்தது ஃபோர்டீன் சிக்ஸ் எயிட்டியில் வந்தது நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சிக்ஸ் டென் வரைக்கும் டவுன் வந்து வந்துச்சு இது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பை கால் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் பை பண்ணலான்றனால உங்களுக்கு இப்போ கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்டில் க்ரீன் கலரில் வந்துச்சு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி மார்னிங்கில் வந்த கால் வந்து செல் கால்ன்றனால ஓப்பன் கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் என்ன பாயிண்ட்டு டார்கெட்ஸ் என்ன ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு வந்துச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு மாறும்போது தான் உங்களுக்கு கால்ஸ் வரும் கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஒரு தடவை இப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி பை கால் போயிட்டுருக்குன்னா அடுத்த செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் தான் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும் கால்ஸ் உங்களுக்கு வந்து பை கால் ஒரு இடம் வந்துருச்சுன்னா அடுத்ததாக செல் கால் தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இது பார்க்கும்போது ஈஸியாக சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் ட்ரேடிங் வந்து இதை பார்த்து பண்ணுற மாதிரி தான் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் எதுவுமே சேஞ்சஸ் நடக்கலை ஸோ அதான் நிஃப்டி ஷோ பண்ணுறோம் நிஃப்டி வந்து இன்றைக்கி ரெண்டு கால் வந்து நமக்கு கிடச்சிருக்கு செல் கால் நல்லா ஓப்பன் ஆகி அச்சீவ் ஆயிருக்கு அடுத்து இப்போ பை கால் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது டைம் இப்போ லெவன் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு லெவன் த்ரீக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு செவன் சிக்ஸ்டி வரைக்கும் மார்க்கெட் இப்போ ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பைக்கால் ஓப்பன் ஆகிறது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தது செல் கால் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்துச்சு மே ஃபோர்த்து ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பை கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் ஒரு தடவை ஒரு கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் அந்த கேண்டில் கலர் வந்து சேஞ்சே ஆகாது க்ரீன் கலரில் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேண்டிலுடைய கலரும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும் இப்போ அடுத்த ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டில் கலர் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு டைம் இப்போ ஒரு டுவெல் சிக்ஸ் ஆகுது ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால்லேருந்து செல் காலாக நிஃப்டி சேஞ்ச் ஆகிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் செவன்டீனில் செல் கால் வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்துருச்சு டைம் இப்போ ஒரு ஒன் த்ரீ ஆகுது நமக்கு டுவெல் ஓ கிளாக் கிட்டக்க ஜென்ரேட் ஆன கால் இப்போ ஒன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் செவன்டீனில் வந்த செல் கால் ஃபோர்டீன் இப்போ சிக்ஸ் எயிட்டி கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா bank Nifty weekly option thirty two thousand three hundred so இது வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி இந்த மணி தான் ஸோ நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மணி அட் த மணி இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ அதில் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டுவெல் டுவெண்ட்டி போல் பைக்கால் வந்துச்சு ஒன் எயிட்டி டூவில் ஒன் எயிட்டி டூவில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்துச்சு அந்த ரெக்கவரி ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் நடந்துச்சு ஒரு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு டூ டுவெண்ட்டியில் இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன்ஸில் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் வீக்லி ஆப்ஷனே உங்களுக்கு ஷோ பண்ணிடலான்ட்டு வீக்லி ஆப்ஷனில் இது எப்படி நடந்துச்சுன்ட்டு காட்டுறோம் ஸோ பேங்க் நிஃப்டியில் எனக்கு ஒரே கால் தான் வந்துச்சு பட் நிஃப்டி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காட்டுறோம் ஸோ இது வந்து ஒரு டுவெல் ஃபைவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து வந்துச்சு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நமக்கு நிஃப்டியில் வந்து இது செல் கால் தான் பட் நம்ம புட் ஆப்ஷனில் பார்க்குறனால பை காலாக காட்டுது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா செல் கால் தான் காட்டும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஃபைவ்க்கு வந்திருக்கு டூ தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல அது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் காட்டுது பட் ஆனால் நீங்கள் அது கால் ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா உங்களால் பை கால் எடுத்து இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நீங்கள் டேரக்ட் ஆப்ஷனும் அப்ளை பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ண முடியும் ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு கால் இன்றைக்கி நிஃப்டியில் ரெண்டு கால் கிட்டக்க வந்திருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் தேங்க்யூ